நாட்டிலேயே முதல் திருநங்கை ஆக்க அறியப்படும் அனன்யா குமாரி அலெக்ஸ் உயிரிழந்த சில நாட்களிலேயே இப்போது அவரது பார்ட்னரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கேரளாவின் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை அனன்யா குமாரி அலெக்ஸ் நாட்டிலேயே முதல் திருநங்கை ஆக்க அறியப்படும் இவர் சமூக பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் இருபத்தி எட்டு வயதான அனன்யா குமாரி அலெக்ஸ் கேரள சட்டசபை தேர்தலில் டிஎஸ்ஜேபி எனப்படும் டெமோக்ராட்டிக் சோஷியல் ஜஸ்டிஸ் கட்சி சார்பாக வேட்புமனு செய்திருந்தார் கேரள சட்டசபை தேர்தலில் போட்டியிட அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அவருக்கு ஆதரவாக பலரும் இருந்த போதிலும் கட்சிக்குள்ளேயே சிலர் தொடர்ந்து எதிர்த்து வந்தனர் மேலும் கொலை மிரட்டல்களும் வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடைசி நேரத்தில் தேர்தலில் போட்டியிடாமல் விலகினார் இதற்கு கட்சிக்குள் நிலவிய உள்கட்சி மோதலே காரணம் என கூறப்பட்டது நான் பதற்றமாக இருந்தேன் சிறந்த திறமையை வெளிப்படுத்தி பதக்கத்தை வெல்ல உறுதி பூண்டேன் மீராபாய் நான் பதற்றமாக இருந்தேன் சிறந்த திறமையை வெளிப்படுத்தி பதக்கத்தை வெல்ல உறுதி பூண்டேன் மீராபாய் இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் எடப்பள்ளியில் உள்ள வீட்டில் அனன்யா துக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவரது மரணம் தொடர்பாக கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அவரது பார்டனர் ஜிஜு ராஜுவும் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனன்யாவின் மரணத்திற்கு பிறகு ஜிஜுராஜ் மிகவும் சோகமாகவே இருந்ததாக அவரது நண்பர்கள் தெரிவித்தனர் அனன்யா தற்கொலை குறித்து அவரிடமும் போலீஸ் விசாரணை நடத்தப்பட்டது அனன்யாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற ஜிஜுராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் திருவனந்தபுரத்தில் உள்ள நண்பர் வீட்டிற்கு வந்துள்ளார் இங்கு தான் அவரும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அனன்யா குமாரியின் உயிரிழந்த சில நாட்களிலேயே அவரது பாட்டரும் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனன்யா குமாரியின் மரணம் குறித்தே பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை அனன்யா கடந்த ஆண்டு ஜெண்டர் ரியசைன்மெண்ட் சார்ஜரி எனப்படும் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் ஆனால் மருத்துவமனையின் தவறான சிகிச்சை காரணமாக அந்த ஆபரேஷன் பின்னர் அவர் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டதவும் அனன்யாவின் பெற்றோர் குற்றஞ்சாட்டியது குறிப்பிடத்தக்கது